வணக்கம் இப்போ நாம் நேச்சுரல் கேஸில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மே செவன்டீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபைவ் ஆக போகுது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆக போகுது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்பர் சைடில் பிரேக் அவுட் கிடச்சதுனால இந்த சார்ட் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு by at six hundred and twenty six point seventy அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இது உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப சின்ன கேண்டில்ஸாக இருக்கலாம் அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு வந்து பெரிய கேப் கப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்டுக்குரிய ஒரு மூமெண்ட் வந்து கேண்டலில் ஷோ பண்ணுது பட் நேச்சுரல் கேஸ் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கேண்டிலால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டூ பாயிண்ட்ஸ் தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்து கிடச்சிருக்கு இது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது எப்படி ஒர்க் அவுட் ஆகிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சார்ட் வந்து ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் யார் வேணாலும் பார்த்தோன்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜஸ்ட் எவ்ரிடே இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்குவீங்க பை பண்ணலான்னா உங்களுக்கு கேண்டிலுடைய கலர் க்ரீன் கலரில் மாறும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் மாறும் இதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஓன் டார்கெட் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரேடிங்ஸையும் உங்களால் ஆல்டர்னேட் பண்ணிக்க முடியும் இதில் உங்களுக்கு ட்ரெண்டு மட்டும் கூட தனியாகவே கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்லும் அதையே நீங்கள் ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும் நிறைய பேருக்கு வந்து ஏறுது மார்க்கெட் ரைஸ் ஆகுதுன்னு தெரியும் பட் கன்ஃபார்மாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியாது ஸோ அந்த மாதிரி டயத்துல எல்லாம் இந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஜஸ்ட் கேண்டில் கலரை மாற்றியே உங்களுக்கு வந்து சொல்லிடும் ஓகே இப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் அதை வச்சு உங்களால் ஐடி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஓகே க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ நேச்சுரல் கேஸ் ஒரு பையிங் ட்ரெண்ட் பையிங் மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரல் கேஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணுச்சு six twenty eight point twenty six தான் ஃபஸ்ட் டாரட் அது பிரேக் அவுட் அது பிரேக் அவுட் பண்ணி six twenty nine point fifty வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்பர் சைட் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ அகெயின் பையிங் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு நேச்சுரல் கேஸ் ஃபைவ் மினிட் சார்ட்டில் கிடைச்ச ஒரு பைக்கால் கால் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ